இருந்தேன்னு வச்சுக்கோ நான் ஆயிருக்கும் ஹாய் ஷின்சான் அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அதெல்லாம் சரி இந்த பப்பி எங்க இருந்து வந்தது யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா அம்மா கொண்டு வந்தாங்கப்பா இந்த பப்பிய இப்ப என்னமோ என்ன கொண்டு போய் விட சொல்றாங்க அதுவும் நான் மட்டும் தனியா இந்த ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டு வரணுமா நல்ல கதையா இருக்குதே அப்படியா இப்ப என்னாச்சு ஷின்சான் அமைக்கு அவசரத்தை ஏற்படுத்திட்டீங்க போ ஆனா சீக்கிரமா வா வந்த வந்தோடனே வந்துடுறேன் நாங்க எல்லாரும் வெளிய வெயிட் பண்றோம் நீ ஸ்ட்ரைட்டா வெளிய வந்துரு நான் வெளிய வரத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்முக்கு தும்முக்கு அம்மா தும்மா போட்டுட்டு வரணும் கூட உங்களுக்கு தெரியலையே மேடம் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி முகத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே உருகி ஊத்திட்டு